பேசிக்ஸ் ஆஃப் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் குறித்த ஜியோஜெப்ரா டியூட்டோரியல் க்கு நல்வரவு ஜியோஜெப்ரா ஐ பயன்படுத்துவது முதல் முறையானால் இன்ட்ரோடக்ஷன் டோ ஜியோஜெப்ரா டியூட்டோரியல் ஐ முதலில் காணவும் நாம் பயன்படுத்துவது உபுண்டு வெர்ஷன் 1004 எல்டிஎஸ் மற்றும் ஜியோஜெப்ரா வெர்ஷன் 32400 இந்த டியூட்டோரியல் லின் நோக்கம் ஸ்ப்ரெட்ஷீட் ஐ ஜியோஜெப்ரா வில் பயன்படுத்துவது இந்த டுடோரியலில் அடிப்படை தரவை காட்டவும் கணக்கிடவும் ஸ்ப்ரெட்ஷீட் ஐ பயன்படுத்துவோம் தரவை பயன்படுத்தி பட்டை வரைபடம் வரையலாம் ஸ்ப்ரெட்ஷீட் வியூ ஐ பயன்படுத்தி அடிக்கடி வரையும் இணை கோடுகள் போன்ற ஜியோஜெப்ரா ஆப்ஜெக்ட் களை வரைவோம் முதலில் 50 மாணவர்கள் 50 மார்க் தேர்வில் பெற்ற மார்க்குகளை பார்க்கலாம் முதல் வரைபிரிவு வரம்புகள் மற்றும் நிகழ்வெண் இங்கே உள்ளன நிகழ்வெண் பட்டியலை clipboard க்கு பிரதி எடுக்கிறேன் ஜியோஜெப்ரா விண்டோ போகலாம் முதல் படி ஸ்ப்ரெட்ஷீட் ஐ காட்சிக்கு கொண்டு வருதல் மேனு வியூ தேர்ந்து பின் ஸ்ப்ரெட்ஷீட் வியூ குறியிடுக ஸ்ப்ரெட்ஷீட் வியூ ஐ இங்கே நகர்த்தலாம் பத்தி ஆ முதல் பிரிவு வரம்பு பத்தி B வரை பத்தி C நிகழ்வெண் பிரதி எடுத்த நிகழ்வெண்ணை இங்கே ஒட்டுகிறேன் இப்போது முதல் மற்றும் வரை மதிப்புகளுக்கு அவற்றை ஒத்தி ஒட்டவில்லை ஏனெனில் ஜியோஜிப்ரா ஸ்ப்ரெட்ஷீட் ஒரு அம்சத்தை காட்ட விரும்புகிறேன் முதலில் இப்படி துவக்க 0 பின் 5 5 மற்றும் 10 இப்போது இந்த இரண்டு செல் களை தேர்ந்து பின் இந்த நீல சதுரத்தை பிடித்து கீழே இழுக்க ஒரு கணித புரோகிரஷன் உருவாகிறது அதே போல 2 மதிப்புக்கு செய்யலாம் பிரிவு வரம்பு பட்டியலை உருவாக்கலாம் நிகழ்வெண் பட்டியலும் அதை செய்ய பத்தி ப் ஐ தேர்ந்தெடுப்போம் வலது சொடுக்கி கிரியேட் லிஸ்ட் என்போம் இங்கே L1 ஐ கவனிக்கவும் அதாவது L 1 உருவாகிவிட்டது நாம் வெறுமே இதை வலது சொடுக்கி ஆப்ஜெக்ட் புராப்பர்ட்டீஸ் ஐ கவனித்து முதல் மதிப்பு 0 என உறுதி செய்ய வேண்டும் குளோஸ் செய்யலாம் இப்போது நிகழ்வெண் பட்டியலுக்கும் அதே செய்யலாம் நிகழ்வெண்ணை தேர்ந்து வலது சொடுக்கி கிரியேட் லிஸ்ட் என்போம் இப்போது L 2 இருக்கிறது இப்போது பட்டை வரைபடம் தயாரிக்க இங்கே இன்புட் பார் க்கு போகலாம் இங்கே கட்டளைகளை உள்ளிடலாம் அல்லது ஹிஸ்டோகிராம் என டைப் செய்யலாம் இப்போது இங்கே சதுர அடைப்புக்குள் Enter ஐ அழுத்தினால் வெவ்வேறு தேர்வுகள் கிடைக்கும் தேர்வுகளில் ஒன்று பிரிவு வரம்புகள் பட்டியல் மற்றும் ரா தரவு பட்டியல் அதை பயன்படுத்தலாம் பிரிவு வரம்புகளுக்கு L 1 என எழுதுவோம் ஜியோஜெப்ரா எழுத்து நிலை உணரும் என நினைவிருக்கட்டும் L 2 நிகழ்வெண்களுக்கு Enter செய்யலாம் இங்கே பட்டை வரைபடம் உருவாக்கப்பட்டது பட்டை வரைபடத்தை இன்னும் நன்றாக காண படிக்க டிராவிங் பாட் ஐ நகர்த்தலாம் மேலும் இங்கே டிராவிங் பாட் புராப்பர்ட்டீஸ் இல் வலது சொடுக்கி இந்த டிஸ்டன்ஸ் ஐ 5 என அமைக்கிறேன் அதுவே ஒவ்வொரு பட்டையின் அகலமும் குளோஸ் செய்யலாம் பின் ஜூம் ஆட் செய்கிறேன் மீண்டும் டிராவிங் பாட் ஐ நகர்த்தலாம் இந்த பட்டை வரைபடத்தை உருவாக்கியதும் அது இந்த மதிப்பை உருவாக்குகிறது a is equal to 250 a என்பது ஒவ்வொரு பட்டையின் நீள அகல பெருக்கல் தொகைகளின் கூட்டு ஆ மதிப்பை இங்கே நகர்த்தலாம் அடுத்த படி ஸ்ப்ரெட்ஷீட் வியூ வில் புள்ளிகளும் கோடுகளும் உருவாக்குதல் y அச்சுக்கு இணையாக புதிய ஜியோஜெப்ரா விண்டோ வை திறக்கலாம் இப்போது ஜியோஜெப்ரா வின் எந்த கட்டளையையும் இங்கே ஒரு செல்லில் டைப் செய்யலாம் ஒரு புள்ளியை உருவாக்க இப்படி ஒரு இடுகை A1 என்ற பெயருடன் புள்ளி தோன்றுகிறது அதாவது பத்தி A வரி 1 முகவரி ஆயம் 12 கொண்ட செல் அதே போல இங்கே 22 என டைப் செய்யலாம் enter செய்ய ஆ2 கிடைக்கிறது இரண்டு செல் களையும் தேர்ந்து நீல சதுரத்தை பிடித்து கீழே இழுக்க இதை நகர்த்துவோம் இந்த டியூட்டோரியல் க்கு அல்ஜெப்ரா வியூ ஐ மூடுகிறேன் இங்கே பத்து புள்ளிகள் கிடைத்தன அதேபோல பத்தி ப் யில் 1,4 ஒரு புள்ளியாக இதை நான் வலது சொடுக்கி ஷோவ் லேபல் என தேர்வு செய்ய அது ப்1 என செல் முகவரியை காட்டுகிறது நாம் டைப் செய்யலாம் Two comma 4 b2 கிடைத்தது மீண்டும் இதை இழுத்து 10 புள்ளிகளை பெறலாம் மூன்றாம் பத்தியில் நான் கோட்டுத் துண்டை உருவாக்க நினைக்கிறேன் ஜியோஜெப்ரா கட்டளை செக்மென்ட் மதிப்பில் நான் செல் முகவரியை தருகிறேன் ஆ1 இதை இங்கு நகர்த்தலாம் காமா ப்1 பின் என்டர் செய்யலாம் இதுவே ஆ1 மற்றும் ப்1 நடுவில் உள்ள கோட்டின் நீளம் இப்போது இந்த செல் ஐ தேர்ந்தெடுத்து கீழே இழுக்க 10 இணை கோடுகள் தோன்றுகின்றன இன்னொரு விஷயம் கவனிக்க ஆப்ஷன்ஸ் க்கு போய் அல்ஜெப்ரா க்கு போக இப்போது அது வால்யூ வில் இருக்கிறது அதனால் பத்தி சி இல் கோட்டின் நீளம் தெரிகிறது அதை கமாண்ட் என மாற்ற அது கட்டளையை காட்டும் இப்போது முழுமையான பயிற்சி 35 மாணவர்கள் உள்ள ஒரு வகுப்பின் வீட்டுக்கும் பள்ளிக்கும் இடையே உள்ள தூரத்தின் கொடுக்கப்பட்ட தரவைக் கொண்டு ஒரு பட்டை வரைபடம் உருவாக்கவும் பிரிவு வரம்புகளும் நிகழ்வெண்ணும் இங்கே வரும் ஸ்ப்ரெட்ஷீட் வியூ ஐ பயன்படுத்தவும் தரவை பிரதிநிதிக்க பிரிவு வரம்புகள் மற்றும் நிகழ்வெண் பட்டியல்களை உருவாக்கவும் இன்புட் பார் ஐ பயன்படுத்தி பட்டை வரைபடத்தை பட்டியல்களால் உருவாக்கவும் நிகழ்வெண்ணை மாற்றி பட்டை வரைபடத்தில் தோன்றும் மாறுதல்களை கவனிக்கவும் நான் அந்த வரைபடத்தை இங்கே உருவாக்கி இருக்கிறேன் கவனிக்கவும் இங்கே பட்டை வரைபடம் அடுத்த பயிற்சி ஸ்ப்ரெட்ஷீட் வியூ ஐ பயன்படுத்தி ஒரு மைய வட்டத்தை உருவாக்கவும் வட்டத்தின் மையத்தை குறிக்க டிராவிங் பாட் இல் புள்ளி ஆ வரையவும் ஸ்ப்ரெட்ஷீட் ஐ பயன்படுத்தி பத்தி ஆ ஆரத்துக்கு ஸ்ப்ரெட்ஷீட் இல் பத்தி ப் ஐ பயன்படுத்தி ஆ வை மையமாகக் கொண்டு பத்தி ஆ விலிருந்து ஆரத்தை பெற்று வட்டங்கள் வரைக மையம் ஆ நகர்த்தி நடப்பதை கவனிக்க பயிற்சியை இதோ செய்திருக்கிறேன் மையத்தை நகர்த்த வட்டங்களை கவனிக்க spoken tutorial project talk to a teacher project இன் அங்கமாகும் national mission on education through ICT மார்ட் கவர்ன்மென்ட் ஒஃப் இந்தியா ஆதரவுடன் இது நடைபெறுகிறது இந்த தளத்தில் மேலதிக தகவல்களை பெறலாம் தமிழாக்கம் கடலூர் திவா நன்றி